இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள நின்ற நாராயணா பெருமாள் திருக்கோயிலில் தாங்க இருக்கும் இந்த கோவிலில் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒரு திவ்ய தேசமும் பாண்டிய நாட்டில் ஐந்தாவது திவ்ய தேசமும் அது மட்டும் அல்லாமல் நிறைய சிறப்பு அம்சங்கள் நிறைய அதிசயமான விஷயங்களை பற்றி கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க ஸ்ரீமதே ராமானுஜாய மகா ஸ்ரீமதே வெங்கடேஷாய நமகா ஓம் திருத்தங்கல் ஸ்தேத்திரம் இந்த கஷேத்திரம் வந்து முந்தி வந்து பானமணம்னு இருந்தது பானாதரன் அரக்கன் அந்த பானாதரனுக்கு ஆயிரம் தோள்கள் அவன் வந்து பெரிய சிவபக்தன் பானாதரன் சிவன் கோயிலில் போனீங்கன்னா அங்கே மேலே தாமரை பாத்திரம் இருக்கும் அந்த தாமரை பாத்திரத்தில் ஜலம் விட்டு அது தீர்த்தமாக சிவலிங்கத்துக்கு மேலே விழுந்துகிட்டே இருக்கும் அது அந்த பானாசுரன் வாங்கி வந்த வரம் பானதித்தம் உன்னுடைய திருமணிகளை சிவலிங்கத்தினால எப்போயும் தீர்த்தமாக கொட்டணும்னு சொல்லிட்டு பானாசுரன் வாங்கி வந்த வரம் அந்த ஜலமாக கொட்டது அந்த பானாசுரனை ரொம்ப பெரிய சிவபக்தன் அவன் வந்து யாருமே வெல்ல முடியாட்டு ஒரு கர்வம் அந்த கர்வத்தை அடக்கிறதுக்காக தான் தாயார் வந்து வைகுண்டத்திலிருந்து மகாலட்சுமி தாயார்னு செங்கமலா தாயார்னு தாமரப்பூ மேலே நின்று தபசு இருக்கார் இந்த ஸ்தலம் திருத்தங்கா ஸ்தலம் நாற்பத்தஞ்சாவது திவ்ய தேசம் இந்த திவ்ய தேசத்தில் தாமரப்பு மேலே நின்று அமர்ந்து இது நின்று மகாலட்சுமி தாயார் வந்து தாமரப்பு போல தவம் இருக்கிறதுனால தன்னுடைய பத்னி தவம் இருக்கிறத குறித்து தங்காள மலை தங்காள மலையில் வந்து பெருமாள் வந்து ஒரு இருவ தங்குறார் தங்கி பானாசனுடைய கர்வத்தடைக்கிறார் இந்த கர்வத்தடைக்கு அவருடைய பொண்ண உஷைய தன்னுடைய பேரனுக்கு மனம் முடிச்சுருக்கிறார் கிருஷ்ணனுடைய பையன் பேர் பிருத்யுமன் பையம்பர் பையன் பேர் அனுருத்ரன் பானாவதுடைய பொண்ணு உஷை கல்யாணம் சேர்த்திருந்த நாற்பத்தஞ்சாயிரத்தி திபதேசம் இங்கே வந்து தாயார் வந்து தனிக்கோவில் நாட்டியார் தனியாக நின்றுட்டு இருந்தால் நித்தியப்படி அபிஷேகம் இந்த தாயார் நரவான திவ்ய பரிமள கந்தத்தினால ரொம்ப சிறப்பான அபிஷேகங்கள் பண்ணிகிட்டு இருக்கும் நிறையா சந்தனம் மஞ்சள் பொடி ஸ்நானப்பொடி இளநீர் பால் வாசனை திரவியங்கள் கலந்த மூலிகை நறுமண திவ்ய பரிமள கந்தத்தோட தாயாருக்கு திருமஞ்சனம் நித்தியப்படி தாயாருக்கு புதுப்புடவை தான் மேலே வந்து பெருமாள் பெருமாள் சன்னதியில் மேலே தாயார் நாலு தாயார் இருக்காங்க மேலே பெருமாள் திருநாமம் நின்ற நாராயணன் திவ்யதெய்வம் பேர் திருத்தங்கால் அப்பன் பெருமாளுக்கு இடது பக்கம் ஸ்ரீதேவி நீலாதேவியும் வலது பக்கம் பூமி தேவி ஜம்பூரி நாலு தாயார் கீழே அதுக்கப்புறம் கிருஷ்ணனுடைய பேரன் அனுருத்ரன் வானாதனுடைய பொண்ணு உஷை கல்யாண சித்திரம் இந்த கல்யாண சித்திரத்தை வந்து நிறைய ஏகப்பட்ட கல்யாணங்கள் நடக்கும் வேண்டுதலுக்காக பேரங்கல்யாணத்துக்காக வந்து பெருமாள் இந்த பெருமாள் அதனால் இங்கே வந்து ரொம்ப நித்தியப்படி விசேஷமாக பெருமாளைய தாயார் சேமித்தா படிப்பு உத்தியோகம் சீக்கிரம் திருமணம் தடை நீங்குதல் கல்யாணம் பண்ணால் குழந்தைகள் சத் சந்தானம் சற்புத்திரங்களை பெற்றுக்கலான்னு ஐதீகம் இந்த கோவில் வந்து ரெண்டு ஆழ்வார்களால் மங்களாசாசனம் கோதத்தாழ்வார் தமருள்ளம் தஞ்சை தலையரங்கம் தன்லான்னு திருமங்கையாழ்வார் பேராணி குறுங்குடி எம்பெருமானின் பாடல் பன்னெண்டு ஆழ்வார்கள் பாடப்பட்டதுதான் நூற்றி எட்டு திவ்ய தேசமாகும் அதில் ரெண்டு ஆழ்வார்கள் திவ்ய தேசத்தை வந்து திருத்தங்கள் திவ்ய தேசம் பிற இது த ஆழ்வார்கள் பாடுறார் மங்களாசனம் இந்த திவ்ய தேசம் ரொம்ப புண்ணியமான சேத்திரம் இந்த சேத்திரத்தில் பெருமாளை பக்திமயமோட பெருமாளை சேவித்தா எல்லா நற்பயங்களும் அடையலாம் சர்வாணி பவன்